அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுகிறேங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பூலாம்பட்டி ஆறு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ நான் பூலாம்பட்டியில் இருக்கேன் ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு வந்து மூணு நாள் ஆகிடுச்சு இப்போ நான் விநாயகர் வந்து ஆற்றுல வந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம் விநாயகர் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இந்த ஆற்றுல தான் கரைக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கோம் விநாயகர் சிலையை பாருங்கள் இப்போ விநாயகர் சிலையை வந்து இந்த ஆற்றுல கரைக்கிறோங்க போதுங்க போதும் ஆ அப்படி விட்டுருங்க ஆ ஆ வேண்டிட்டு விடுங்க ம் வேண்டிக்கோங்க நானும் வரட்டுங்களாங்க சரி ஆ சரி விட்டுருங்க போகிறேன் இப்போ இதில் இப்போ நாங்கள் பூக்கள்லாம் சாமி பூக்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க இப்போ அதுவும் வந்து நாங்கள் இப்போது இதில் ஆற்றுல விட போகிறோம் இப்போ நாங்கள் சாமி பூலாம் பார்த்திங்கன்னா ஓடுற தண்ணியில் விட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் சாமி பூ இங்கே தான் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா மகாலிங்க பூ இருக்கு இல்லைங்களா அந்த பூவும் வீட்டில் இருந்தது தான் அது எல்லாமே ஆற்றுல போடுறதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நாகலிங்க பூ பாருங்கள் நாகலிங்க பூ வந்து காஞ்சிருச்சு இது நம்ம ஓடுற ஆற்றுல தான் நம்ம விடணும் அதனால தான் இப்போ நான் வந்து காஞ்சிருச்சு அதனால் பூக்கள் அதெல்லாம் இருந்தது சாமிக்கு உண்டான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இப்போ ஆற்றுல போடலான்னு தான் வந்திருக்கோம் சாமிக்கு உண்டான திங்ஸ் எல்லாம் இப்போ ஆற்றுல போட்டிருக்கோங்க இப்போ போயிட்டுருக்கு மஞ்சள்லாம் போட்டிருக்கோம் ஆனால் மஞ்சள் விநாயகர்லாம் பிடித்தோம் அதனால் மஞ்சள் மஞ்சள் பூ மகாலிங்க பூலாம் இருந்தது சரி அதனால் இங்கே ஆற்றுல விட்டுட்டோம் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் பூக்கள் ஏதாவது சாமி பூ இருந்ததுன்னா இந்த மாதிரி ஆறு பக்கத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதில் விட்டுருங்க விநாயகர் கரைக்கிறதுக்கோசரம் வந்தோம் சார் அதனால் ஒரு ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கோம் எவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்கு பாருங்கள் ஆறு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்